புரிந்து கொள்ளுதல்ல தேவன் உங்களை பிரித்தெடுக்கிற நோக்கத்தை கொஞ்சம் காண்பிச்சு கொடுத்து உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் கத்தர் உங்களை ஆசிரியப்பார் என்னோடு சேர்ந்து வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நெகேமியா புஸ்தகத்திற்கு வாருங்கள் வேகமாய் நெகேமியா புஸ்தகத்தை திருப்பிக் கொண்டு அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஆவியானவர் உங்களுக்கு ஆழமாய் அர்த்தமாய் சொல்லி காண்பிக்க விரும்புகிறார் என்னோடு சேர்ந்து ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஏழாம் வசனத்தை ஒருத்தர் வாசியுங்கள் ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அடுத்த வசனம் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் எபூசியர் கிற்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் நீர் நீதி உள்ளவர் இந்த ரெண்டு வசனத்தினுடைய சத்தியம் ரொம்ப ஆழமானது நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து அறிந்து அதை புரிந்து கொள்ளுங்கள் ஆபிராம் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஊழியம் செய்வதற்காக அல்ல ஒரு விசுவாசம் உள்ள சந்ததியை உருவாக்குவதற்காக என்ன செய்கிறார்னா கண்டுபிடிக்கிறார் தெரிந்து கொள்கிறார் அங்கே போட்டிருக்குது பாருங்க நம்ம படித்த அந்த ஏழாம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை ஆரம்பிங்க பார்க்கலாம் போதும் ஆபிராமை தெரிந்து கொள்ளுகிறார் ஆபரகாம தெரிஞ்சு கொண்ட உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆபிராம் எனக்கு வேணும் இவன் மூலமாக நான் என்ன செய்ய போகிறேன்னா நான் ஒரு சந்ததியை கண்டுபிடிக்க போகிறேன் இவன் மூலமாக ஒரு ஜாதியை உருவாக்க போகிறேன் இவனிடத்தில் பல ஜாதிகளை நான் உருவாக்க போகிறேன் இவனிடத்தில் இருந்து பிறக்கிற சந்ததியின் மூலமாக பூமியில் இருக்கிற வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறேன்னு அவருக்கு சில நோக்கங்கள் எல்லாம் இருந்துச்சு அதற்கு தேவர் என்ன பண்ணுறார்னா இந்த ஆளை இந்த மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டார்னு பைபிளில் போட்டிருக்குது தெரிந்து கொண்டார் ஆபிராமை பேனா வச்சிருந்தீங்க அண்டர்லைன் பண்ணிங்க ஆபிராமை தெரிந்து கொண்டு பே பேப்பர் இருந்ததுன்னா எழுதிக்கிங்க ஆபிராமை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரம் டூ அங்கே இருக்குது பாருங்க அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார் அந்த கல்தேய தேசத்தில் அந்த கல்தேய பட்டணத்தில் இருந்து அவனை பிரிக்கிறார் அவனை வெளியேற்றுகிறார் அவனை கர்த்தர் செப்பரேட் பண்ணுறார் அவனை கர்த்தர் டிவைடு பண்ணுறார் அவனை கர்த்தர் வெளியேற்றுகிறார் சென்ட் ஆஃப் பண்ணுறார் இதை பற்றி நீங்கள் ஆதியாகம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் படிச்சீங்கன்னா அங்கே ஒரு குறிப்பு இருக்குது பாருங்க ஆதியாகம் பதினேழு அஞ்சில் ஒரு குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துறதுனால தகப்பனா உன்னை நான் தெரிஞ்சு கொண்டதுனால உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும் ரொம்ப அழகா அதை தான் கீழே அங்கே நம்ம நெகேமியா ஒம்பது ஏழுலையும் அதை தான் நம்ம படித்தோம் அவனை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆபிரகாம்னு ஒரு பேர் இடுறார் ஆபிராம்ங்கிற பேருக்கும் ஆபரகாம்ங்கிற பேருக்கு இடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து ஆபிராம் ஆபிரகாம் ஒரு எழுத்து தான் அங்கே வித்தியாசம் வருது இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ராம் ஆப்ரஹாம் ரெண்டு எழுத்து வித்தியாசம் வரும் ரெண்டு எழுத்து அங்கே இணைக்கப்படுது தமிழில் ஒரு எழுத்து இணைக்கப்படுது ராமோடு ராம எடுத்துகிட்டு கத்தர் காம் பண்ணுறார் ஆபிராம ஆபிர ஹாமாக்குறார் நல்லா கவனிங்க ஆனால் அதுக்கு வித்தியாசம் இருக்குது ஆப்ராம் அப்படின்னு சொன்னால் ஆப்ராம் அப்படின்னு சொன்னால் த ஃபாதர் இஸ் எக்ஸால்டட் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அதாவது தகப்பன் உயர்ந்திருக்கிறார் ஃபாதர் அப்படிங்கிற இடத்துல காட் அப்படின்னு போட்டுக்கலாம் father our God is exalted கடவுள் தேவன் உயர்ந்தவராக இருக்கிறாருங்கிற பொருள் தான் ஆபிராம் ஆனால் ஆபரகாம் என்பது ஆபரகாம் என்பதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ்னு அதுக்கு அர்த்தம் விளங்குற மாதிரி சொன்னால் ஜாதிகளுக்கு தகப்பன் அர்த்தம் எத்தனை இருக்கு புரியுது தகப்பன் உயர்ந்திருக்கிறார் தகப்பன் உயர்த்தப்படுகிறவராய் இருக்கிறார் இப்படி பல்வேறு விதமான பொருளை காண்பிக்கிற வார்த்தை தான் ஆபிராம் ஆனால் ஆபிரகாம்ங்கிற வார்த்தை என்னன்னா ஜாதிகளுக்கு தகப்பன் ஜாதிகள் இந்த உலகத்தில் எத்தனை ஜாதிகள் எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் தகப்பன் இவன் தான் அப்படிங்கிற பொருள் தான் ஆபிரகாம் ஏன் ஆண்டவர் பேர் மாற்ற வேண்டியது வருதுங்கிறத நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஆபிராமா இருக்கிறவனை ஆபிரகாமா மாற்றணுங்கிறது தான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆபிரகாம ஒன்று கத்தர் ஊழியக்காரனை அழைக்கலீங்க ஊழியக்காரன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம இப்போ நாங்கள் செய்கிற மாதிரி ஊழியத்துக்காக ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கலை ஆபிரகாம் எதற்காக அழைத்தார்னா ஜாதிகளை இவனிடத்திலிருந்து நான் உண்டாக்க வேண்டும் இங்கே நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க நீங்கள் என்னவா வேணாலும் இருங்க ஆனால் அதை செய்வதற்கு தேவன் உங்களை நடத்தினாரா அதை அதில் நீங்கள் இருப்பதற்கு தேவன் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறாரா விசுவாசிக்கு சில பேருக்கு அரசியல் இன்னைக்கு இருக்குது நீங்கள் இருந்துக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கிற திறமையில் அரசியலில் போய் நீங்கள் கடைசி வரைக்கும் எடுபடியாவே இருக்கிறத விட தேவன் உங்களை நடத்தி நீங்கள் ஒரு தலைவனாய் ஒரு முதல்வனாய் ஒரு பிரதமராய் ஒரு ஜனாதிபதியாய் ஒரு தேசத்தில் வர்றதுங்கிறது வேற எத்தனை இருக்கு நான் சொல்கிறது புரியுது ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு பாஸ்டோடு கத்தர் இப்படி தான் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தார் நான் உன்னை இந்த தேசத்தில் நான் வந்து உன்னை என்ன செய்ய போகிறேன்னா அதிபராய் உயர்த்த போகிறேன்னார் பாஸ்டர்கிட்ட கத்தர் பேசுகிறார் உன்னை இந்த தேசத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அதிபர்னா உங்களுக்கு புரியுதா பிரசிடென்ட் ஆக்குறேன்னு பேசுகிறார் ஆண்டவர் பாஸ்டர் வந்து இதை தன்னுடைய சபைக்கு சொல்கிறார் கர்த்தர் இந்த தேசத்திற்கு என்னை அதிபராக உயர்த்துறதா ஆண்டு என்னோடு பேசுகிறாருன்னு சொல்கிறார் எத்தனை பேர் இதை ஏற்றிருந்திருப்பாங்க இந்த கொஞ்சம் உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்ததுனால உங்களை மாதிரி இருக்கிற நிறையா பேர் சொல்லுவீங்க பாஸ்ட்டுக்குள்ளே பிசாசு பூந்துருச்சு பாஸ்ட போய் எப்படி ஆண்டவர் அரசியல்வாதி ஆக்குவார் இவரை எப்படி பாஸ்ட வந்து தேவன் இந்த தேசத்திற்கு ஜனாதிபதி ஆக்குவார் அப்படிதான் உங்களுக்கு கேள்வி வரும் ஆனால் பாஸ்டர் திட்டமாக சொல்லும்போது அவருடைய சபை அதை விசுவாசிச்சுது சபை அதற்காக ஜோபம் பண்ணுச்சு பாஸ்டர் வந்து அந்த எலெக்ஷனில் போட்டியிடுறாரு பாஸ்டர் போட்டியிட்டு பாஸ்டர் செலக்ட் ஆகிறார் தேசத்தினுடைய ஜனாதிபதியாக மாறிட்டார் பாஸ்டர் இப்போ அந்த அந்த ரெக்கார்டு வேணும்னா நீங்கள் நெட்டில் போய் தேடி பாருங்கள் அந்த விஷயம் இருக்குது நான் இப்போ அதை அதை சொல்ல வரல என்னுடைய செய்தியினுடைய காரியம் வேறு இதை ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன் இப்போ இவர் பதவி ஏற்கும் போது தன்னுடைய மந்திரி சபையை கூப்பிடுறாருங்க மந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு யாரை கண்டுபிடிக்கிறாருன்னா ஏற்கனவே கத்தரை அறிந்து கத்தருக்குள்ள பயபக்தியாக இருந்து லஞ்ச வெறுக்கிற உண்மை கிறிஸ்தவங்களை கண்டுபிடிக்கிறார் நல்லா கேட்டுங்க இப்போ அப்படி இவர் கூட இவர் எப்படி ஜனாதிபதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த மாதிரி பல விதங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த அந்த ஆட்களில் அந்த உறுப்பினர்கள் எல்லாம் அதை வந்து இவர் வடிகட்டுறார் கத்தருக்கு பயந்து தீமை செய்ய வெறுக்கிறவங்க லஞ்ச லாவணியத்தை வெறுக்கிறவங்க எத்தனை பேர்னு கண்டுபிடிச்சு ஒரு லிஸ்ட் எடுக்கிறார் அத்தனை பேருக்கு மந்திரி பதவிகளை கொடுக்குறார் அத்தனை பேரோடு சேர்ந்து பதவி பிரமாணத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார் இவர் செய்து வைக்கிறார் அந்த பதவி பிரமாணத்தில் என்ன தெரியுமா அவங்க முடிவு பண்ணுறாங்க நாங்கள் இந்த தேசத்தில் தேவனுடைய நாமத்தை மட்டும்தான் உயர்த்துவோம் இந்த தேசத்தில் நாங்கள் தேவனுக்கு விரோதமாக அவருடைய சட்ட வாக்கியங்களுக்கு விரோதமாக ஒன்றையும் செய்ய நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் தேசம் ஒரே ஒரே நாளில் முடிவுக்குள்ளே வருதுங்க இவர் பொறுப்படுத்த ஆட்சி பொறுப்படுத்த சில நாட்களில் பலவிதமான சீர்திருத்தங்கள் தேசத்துக்குள்ளே வந்துருச்சு உடனே அந்த தேசம் அறிவிக்கப்படுகிறது கிறிஸ்தவ நாடாக இது மாறிவிட்டது அலலூயா இவருடைய பல வருஷ ஊழியத்தில் செய்ய முடியாததை இவர் ஆட்சிக்கு வந்த முதல் நாளே செய்து முடிச்சிட்டார் அந்த தேசம் கிறிஸ்தவ தேசமாய் பிரகடனம் செய்யப்பட்டுருச்சு இப்போவும் அந்த தேசத்தினுடைய அதிபராய் அவர் தேவனுடைய சேவையை செய்து கொண்டிருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை சபையை நடத்துகிறாரு தேசத்தில் ஜனாதிபதியாய் நின்று தேசத்தை நடத்திட்டு இருக்கிறார் இது உங்களில் நிறைய பேருக்கு விளங்கிக்கிறதுக்கு இது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் உங்களை கர்த்தர் வந்து ஏதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அரசியல்வாதியாக உங்கள் இருக்கிற இங்கே இருக்கிற உங்களை கர்த்தர் வந்து எம்எல்ஏ ஆக்க மாட்டார் எம்பி ஆக்க மாட்டார் உங்களை மந்திரி ஆக்க மாட்டார் உங்களை பிரதமர் ஆக்க மாட்டார் முதல்வர் ஆக்க மாட்டார் ஒருபோது நான் சொல்ல மாட்டேன் உங்களை ஆக்குவார் ஆக்கணும் நீங்களாக போய் முக்கக்கூடாது தேவன் உங்களை நடத்தினார்னா கண்டிப்பாக உங்களை அப்படி தான் கொண்டு போவார் ஒரு மனுஷனுக்கு உங்களை கூஜா தூக்கிறதுக்கு ஆண்டு வைக்கவே மாட்டார் விசுவாசிக்கிற மட்டும் தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம் நிறையா கை வரல இல்லை நிறையா கை வரலின்னு புரியலையா என்னை விட்டுருங்க நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் அரசியலில் உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்குறாங்க உங்களை வந்து அரசியல் ரீதியாக கத்தர் கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு வழிநடத்தில் உங்களுக்கே உணர முடியுதுன்னா வாங்க நான் ஜெபம் பண்ணி விடுறேன் அது எப்படி நீ அரசியலுக்கு போகலாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த மக்கள் ஆட்சி நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நான் நம்புகிற பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் லோக்சபாவாக இருக்கட்டும் எங்கேயா வேணாலும் இருக்கட்டும் அங்கே தேவனுடைய வேதம் வாசிக்கப்படணும் அங்கே ஆவிக்குரிய பாடல்கள் பாடப்படணும் அங்கேயும் ஜபங்கள் நடக்கணும் அங்கேயும் தேவனுடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்தணும் அங்கே நான் போக முடியாது அங்கே நீங்கள் தான் போகணும் <laughs> இந்த மாதிரி யார் அரசியலில் பொறுப்படுத்து வராங்களோ அவங்க தான் அங்கே போய் என்ன செய்ய முடியும் தேவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் மகிமைப்படுத்த முடியும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கங்க வேதாகமத்தில் யோசேப்புகளாக ஏசாயாக்களாக தானியல்களாக சில பேரை கத்தர் ஆளும் இடத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சு அவரை காண்பிக்க விரும்புகிறாரு எங்களை போல சிலரை கத்தர் இப்படி ஊர் உலகத்திற்குள்ளே அனுப்பி அவரை காண்பிக்க வச்சிருக்கிறார் ரெண்டு பேருமே தேவனை காட்டும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற மனிதர் தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருந்தார்னா எந்த காரியமாக வேணாலும் இருக்கட்டுங்க எதா வேணாலும் இருக்கட்டும் தெரிந்து கொண்டிருந்திருந்தார்னா அந்த தெரிந்து கொள்ளுதல கத்தர் உறுதிப்படுத்துறதுக்கு உங்களை என்ன செய்வார்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை கத்தர் கொண்டு போவார் இன்னும் நிறைய பேருக்கு புரியல ஆபிரகாம கத்தர் எங்கிருந்து எங்கே கொண்டு வரார் ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அவர் எங்கே கத்தர் கொண்டு போகிறாருன்னா புறப்பட பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா காணானுக்கு கொண்டு போகிறார் எங்கே மோசையை நீங்கள் கவனிங்க மோசேயை வந்து கர்த்தர் என்ன செஞ்சார்னா இசரவேலை மீட்கும் ரட்சகனாக தலைவனாக மீட்பனாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் மோசையுடைய அம்மா மூணு மாதம் ஒழிச்சு வச்சு எப்படியும் காப்பாற்றிடுவேன்னு வளர்த்துனா அவளுக்கு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல காப்பாற்ற முடியுங்கிற நிச்சய நம்பிக்கை அவளுக்கு வரல அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா குழந்தைய நீ எங்கூட கூட வச்சுருந்தனா பிரச்சனை வந்துடும் குழந்தைய கண்டுபிடிச்சிருவாங்க கொன்றுவாங்கன்னு பயந்துட்டு நாணல் பெட்டிக்குள்ளே குழந்தைய வச்சு தண்ணிக்குள்ளே வச்சு அனுப்பிடுறா எங்கே யார்கிட்ட சிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அங்கே தான் மோசை சிக்கிறான் அலையிலோயா அந்த அந்த இடத்துல பார்வோனுடைய குமாரத்தை மட்டும் அந்த குழந்தைய அழகாக பார்க்காம இருந்திருந்தால்தான் அன்னைக்கே மோசையுடைய கழுத்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அப்படி ஒரு அழகுங்க பேர் அழகு கல்யாணமே ஆகாமல் கண்ணியாக இருந்த அந்த இளவரசிக்கு ஒரு ஆசை வருது இதை என் குழந்தைய நான் வளர்க்கணும் அலையிலூயா சொல்லி வச்ச மாதிரி கர்த்தர் ரொம்ப அற்புதமாக நடத்துவாருங்க கதையில் கூட இப்படி கச்சிதமாக நிறைவேற்ற முடியாது சரித்திரத்தில் ஆண்டவர் பின்னணியில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு இருக்கிறாரு அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதி சொல்லி வச்ச மாதிரி அடுத்தடுத்து நடக்குங்க அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு குழந்தையுடைய அக்கா போய் பார்ப்பா உடனே அந்த குழந்தைய எடுக்கிறவ ஒரு இளவரசி எடுக்கிறா அது இளவரசி அல்லாத வேற ஒருத்தர் கைக்கு போயிருந்திருந்தாலும் குழந்த அப்புறம் வேறு மாதிரி ஆகிருந்துருக்கும் இளவரசியோட கைக்கே போகுது இளவரசிகிட்ட போய் இந்த அக்கா கேட்குறா இதை வளர்க்குறக்கு உமக்கு ஒரு தாயை கொண்டு வந்து கொடுக்கட்டுமான்னு கேட்குறா அவளும் ஓகேங்கிறா வளர்க்குறக்கான தாய் யாருன்னா அந்நிய தாய் வாடகை தாய் இல்லை வாடகை தாய் மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரிஜினல் தாய் தான் அங்கே வந்து என்ன செய்கிறான்னா பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள மோசையுடைய அம்மா மட்டும் போகாமல் இருந்திருந்தா மோசைக்கு தேவனை பற்றி அறிவு வந்திருக்காது வேறு ஏதாச்சும் அறிவு வந்திருந்திருக்கும் ஆமே இதுக்கு பின்னணி எல்லாம் யார் இருக்கிறாங்க நமக்கு நல்லா புரியுது யார் செயல்படுறாங்க தேவன் தான் செயல்படுறார் மோசைய இந்த இடத்துல அம்மா வீட்டிலேருந்து பிரித்தவர் கர்த்தர் அந்த ஜலத்திலிருந்து பிரித்தவர் அதாவது எடுக்கும்படி செய்தவர் கர்த்தர் பார்வனுடைய அரண்மனைக்குள்ள கொண்டு போனவர் கர்த்தர் பார்வனுடைய அரண்மனைக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கும்போதே ஒரு நாள் அப்படி மோசை வெளியில் வரும்போது ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டை போட்டுக்கிறத பார்க்கும்போது இவருக்குள்ளே இருக்கிற எபிர எபிரேய ரத்தம் துடிக்குது எகிப்தியன் நம்ம சகோதரனை தொந்தரவு பண்ணுறானா போய் போட்டு தள்ளிடுறாரு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன் வச்சு அப்படி சுற்றி புத்தி பார்க்குறாரு யார் நம்மளை பார்க்கலையா அந்த எகிப்தனை சேத்தோடு சேராக புதைச்சி அவனை மண்ணோடு மண்ணா மூடிட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி இவர் அரண்மனைக்கு போயிடுவார் மறுநாள் எகிப்தியர் ரெண்டு பேர் எபிராயர் ரெண்டு பேர் சண்டை போடும்போது நம்ம சகோதரர் அல்லவா அப்படின்னு இவர் பஞ்சாயத்து பண்ண போனால் என்ன அந்த எகிப்தியனை செஞ்ச மாதிரி எங்களுக்கு செய்யலாம் நினைக்கிறியா மோசம் யாருமே பார்க்கலன்னு நினச்சினே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு மோசை கொஞ்ச நேரம் ஆடி போய் இனி நான் இங்கே இருக்க முடியாதுன்ட்டு பார்வோண்ட அரண்மனை விட்டு பிரிஞ்சு ஓடுவார் நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறத வச்சு தான் எந்தெந்த காலத்தில் எங்கேருந்து எங்கே கொண்டு போகணும் எங்கே பிரிக்கணும் எங்கே வைக்கணும் எங்கே நடத்தணும் எங்கே எடுக்கணும் எங்கே தள்ளணும் எல்லாத்தையும் தேவனே செஞ்சிருப்பார் தெரிந்து கொள்ளுகிறவர்களை கத்தர் பிரித்து நடத்துகிறாருங்கிறத நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் லூக்கா சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம் அதில் முப்பதாம் வசனத்துலேருந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுத ஒரு நாள் கட்டவிழ்க்கும்படியாய் இயேசுவின் இடத்துல கட்டளை பெற்று சீசர்கள் போய் அவிழ்க்கிற ஒரு காரியத்தை நீங்கள் படிக்கிறீங்க பைபிளில் போட்டிருக்குதுங்க ஒரு மனுஷனும் ஒரு நாளும் அதன் மேலே ஏறினதில்லை எந்த ஒரு சொந்த காரியத்திற்காகவும் அந்த கழுதியை வளர்த்துனவன் அதை பயன்படுத்திக்கிட்டதே இல்லை சொல்லப்போனால் ஏன் வளர்த்துறான்னு அவனுக்கு ஊரே கேட்குதுங்க எதுக்குடா இந்த கழுதிய வேதாகம காலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பொதி சுமக்கிறதுக்காக ஆட்களை சுமக்கிறதுக்காக கழுதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பயன்படுத்தி இருக்கிறாங்க நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா சொல்லுவார் அவருடைய மிருகந்தான் அவர் கூட இருந்துச்சுன்னு சொல்லுவார் இந்த மாதிரி மிருகங்களை தங்களுடைய சொந்த காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த கழுதையை வளர்த்துறவு மட்டும் அதை எந்த ஒரு சொந்த காரியத்துக்கும் பயன்படுத்தினதே இல்லை நிறைய பேர் அவன்கிட்ட கேட்குறாங்க எதுக்கு இந்த கழுதி வளர்த்துற தீனி போட்டு அவனுக்கே தெரியல வளர்த்திட்டு இருக்கிறானா காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கழுதியை கொண்டு வந்து ரெண்டு வழி பாதையில் கொண்டு வந்து கட்டுவானுங்க தீவனம் வைப்பான் தண்ணி வைப்பான் எல்லாம் வைப்பான் சாயங்காலமான அவுத்துட்டு வீட்டுக்கு போய் கட்டி வச்சுருவோம் அது மேலே உட்காந்ததில்லை அது மேலே எதையுமே ஏற்றுனதில்லை என்னென்ன புரியல இந்த கழுதி மட்டும் செப்பரேட்டாக இவன் வளர்த்திக்கிட்டே இருக்கிறான் தீர்க்கதரிசிகளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய ராஜா கழுதையின் மேலே ஏறி அவர் பவனி வரணும் அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் இன்னும் பெண்டிங்காக இருக்குது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக இப்போ அந்த கழுதையை இயேசு வந்து என்ன செய்கிறாருன்னா கண்டுபிடிக்கிறார் அலை லூயா அப்போ தான் சீசல்ட்ட சொல்கிறாரு உங்களுக்கு எதிர்க்க இருக்கிற கிராமத்துக்கு போங்க இருவழி சந்தையில் ஒரு கழுது கட்டப்பட்டிருக்கும் அந்த கழுதையை போய் அவுத்துட்டு வாங்கங்கிறார் சீசல் ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ கூடவே இன்னொன்று சொல்கிறார் யாராவது உங்களை பார்த்து ஏன் அவிழ்க்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் இது ஆண்டவருக்கு வேண்டுன்னு சொல்லுங்கள் பதிலையும் சொல்லி அனுப்புகிறார் கரெக்டாக இவங்க போய் அவிழ்க்கும் போது ஆண்டவர் சொல்லிவிட்ட மாதிரியே அந்த கழுதைக்கு சொந்தக்காரங்க கேட்பாங்க யார்ப்பா அது எதுக்குப்பா அவளுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டு சொன்ன மாதிரி இவங்க பதில் சொல்லுவாங்க இது ஆண்டவருக்கு வேணும் அதே மாதிரி அவங்க அமைதியாக இருப்பாங்க அந்த கழுதை கொண்டு வரப்படும் அந்த ஊரில் எத்தனை கழுதை வேணாலும் இருந்திருக்கலாம் அதில் ஒரு கழுதை மட்டும்தான் நோக்கமே இல்லாமல் வளர்க்கப்பட்டு இருக்குது அந்த கழுதையை தெரிந்து கொண்டவர் அந்த இடத்திலிருந்து பிரிக்கிறார் அந்த எஜமான இடத்திலிருந்து இந்த எஜமானனுக்கு அவர் என்ன செய்கிறார்னா கொண்டு வருகிறார் நான் சொல்கிறது எத்தனை பேர் நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்கிறீங்க உங்களுக்குள்ள கிரகிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு குறித்த காலம் வரைக்கும் பயன்படாத மாதிரி தெரியும் கத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு குறித்த காலம் வரைக்கும் சோப்பலாங்கி மாதிரி ஒன்றுமில்லாதவங்க மாதிரி ஏழைக மாதிரி பாலைக மாதிரி குப்பைக மாதிரி கந்த மாதிரி தெரியும் கத்தர் தெரிந்து கொண்டவங்களுக்கு அவர் வச்சிருக்கிற நாளும் நேரமும் வரும்போது நீங்கள்ல உலகம் அல்ல உறவுகள் அல்ல உலகத்தினுடைய அதிகாரங்கள் அல்ல தேவனே நம்ம யார் என்று இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டி தருவான்